டு தமிழ் இந்த ரெண்டு நாளாக பெஞ்ச மழையில் எப்படி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் இறங்கி பாருங்க எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகு என் கால் முட்டி ஹைட்டுக்கு வருதுங்க எவ்வளோ நீங்களே பார்த்தீங்களா ரெண்டு நாளாக கடந்த மழை பெஞ்சனால ஒரு மீன் பாருங்க பாருங்க புடிச்சா புடிச்சா எவ்வளோ தண்ணி சூப்பராக இப்போ நான் நீச்சல் அடிக்க சரி வாங்க அடுத்த தண்ணி நம்ம நீச்சல் அப்புறமா நான் உங்களுக்கு கற்று தரேன் வாங்க மழை வேற வருது மறுபடியும் மறுபடியும் இந்த மழையில் தண்ணி பாருங்க இதுவும் ரெண்டு நாள் சரி மழையில் இதுவும் இது இது உள்ள ஹைட்டுக்கு வருங்க பாருங்க வாங்க கடல் மாதிரி கிளீனாக குட்டி ஹைட் இருக்கும் வந்து பாருங்க மரம் வேற ஓவரா போயிருக்குல்ல போன நினைச்சிட போகுது <laughs> பாருங்க கத்துற பார்த்தீங்கன்னா இந்த நீச்சல் கூட அடிக்கலாங்க மீன் கூட நிறைய மேய்தி கோல்டு ஃபிஷ்ஷு எப்படி இது நீங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளை பார்த்தீங்களா என்னை வழிக்கு விட்டுட்டுங்க நிறைய கொண்டு பாருங்க ஒரு பாம்பு மலைப்பாம்பு மாதிரி வீடு எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுங்க பாருங்க ஆத்துல முழுங்கி இருக்குது போகும்போது பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நான் பாத்தங்க நீங்க பாக்கலையா நான் பார்த்து விஷ கொண்டு போக இவ்வளோ திட்டிங்க போச்சு இப்போதான் நீங்க ஏங்க பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்க நான் அழகா பார்த்தேன் சரி வணக்கங்க இந்த வெள்ளப்பெருக்கு நீங்க பாத்தீங்க அடுத்தடுத்தும் மேலும் வீடியோ அனுப்புனா லைக் பண்ணுங்க அப்புறம் பெல்காய் பெல்காயின் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் போட்டுருங்க அப்புறம் வெல்கம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்